அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம crude oil one minute chart பார்க்குறோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா next month contract current month contract வந்து எக்ஸ்பைரி ஆகுது இந்த சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் பை பண்ணலாமா செல் பண்ணலாமான்னு இப்போ டைம் வந்து ஒரு டுவெல் ஃபிஃப்டீன் மேலே ஆகுது ஏன்னா அதுக்கு ரீசன் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம மெயினாக ஃபோக்கஸாக பார்க்குறது வந்து ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் கால் எப்படி ஜென்ரேட் ஆகுது ஜென்ரேட் ஆகிற கால் எப்படி இந்த சார்ட்டில் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத தான் நம்ம வந்து ஃபோக்கஸாக பார்க்குறோம் எவ்ரிடே வீடியோஸ்லேயும் நம்ம ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டாக ஷோ பண்ணுவோம் நீங்கள் ப்ரீவியஸ் டே வீடியோ பார்க்குறனாலும் channel name NSC commodity trader அதில் போயிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் மார்க்கெட்லேயே பை பண்ணலாமா செல் பண்ணலாமா அதாவது என்ட்ரி எங்கே எடுக்கலாம் டார்கெட் எங்கே எய்ம் பண்ணலாம் ஸ்டாப் லாஸ் எங்கே வச்சுக்கலாம்னு கம்ப்ளீட்டான டீட்டெயில் கிடைக்கும் இப்போ உங்களுக்கு ஷோ ஆகிக்கிட்டு இருக்கல ஒரு பைக்கால் இந்த பைக்கால் வந்து ப்ரீவியஸாக வந்து ஒரு டுவெல் பிஎம்க்கு முன்னாடி வந்தது இப்போ டுவெல் டுவெண்ட்டிக்கு பாருங்கள் நமக்கு மார்க்கெட் ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆகுது அதாவது டவுன் சைடு இறங்குது அப்படின்றத இன்டிமேட் பண்ணுறக்காண்டி ரெட் கலரில் கேண்டில் வந்து ஓப்பன் ஆகிட்டு sell at eight one three seven அப்படின்னு வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி தான் லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருப்பீங்க அதுவே மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் மாறும்போது கேண்டில்னுடைய கலரை சேஞ்ச் பண்ணிவிட்டு என்ட்ரி எங்கே எடுக்கலான்னு ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்துடும் ஸோ இப்போ நமக்கு செல் கால்ன்றனால sell at eight one three seven வருது ஸோ நெக்ஸ்ட் கால் வந்தால் பை கால் தான் வரும் ஏன்னா இதில் மார்க்கெட் ட்ரெண்ட் மாறும்போது மட்டும்தான் கால்ஸ் வர மாதிரியே செட் பண்ணியிருக்கோம் ப்ரீஸ் call buy call so next call இப்போ நமக்கு லைவ்ல கிடச்சிருக்கிறது செல் கால் அடுத்து இப்போ நெக்ஸ்ட் கால் வந்துச்சுன்னா பை கால் ஸோ இந்த மாதிரி கால்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரிடே உங்களுக்கு வர்றது வந்து மார்க்கெட் ட்ரெண்ட் மாறும்போது மட்டும் வரும் மார்க்கெட் ட்ரெண்ட் மாறும்போது கேண்டில் கலர் சேஞ்ச் ஆகும் ஆகும் அடுத்து என்ட்ரி எங்கே எடுக்கலான்றதுக்கு eight one three seven target எங்கே எய்ம் பண்ணலான்றதுக்கு கீழே ரெண்டு ரெட் கலர் ஸ்ட்ரைட் லைன் இருக்குது பாருங்கள் ஸோ ஃபஸ்ட் டார்கெட் வந்து first red colour line eight one one six point sixty சிக்ஸ்ன்னு இருக்குது ஒரு டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் டிஃப்ரெண்ட் இருக்குது இந்த twenty one point reach out ஆகுதா அப்படின்றத தான் வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் இல்லாட்டி ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிட்டு மேலே இருக்க line last line so stop loss போய் ட்ரிகர் ஆகுதான்றதையும் வெயிட் பண்ணியே பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒன் மினிட் அந்த செல்லிங் ரேஞ்சில் ட்ரேடிங் போச்சு பட் செகண்ட் கேண்டில் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு இப்போ டவுன் பாருங்கள் எயிட் ஒன் டூ சிக்ஸ் வரைக்கும் வந்திருக்கு லெவன் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு மூவ்மெண்ட் கொடுத்து டவுன் சைடில் இறங்கியிருக்கு இன்னும் ஒரு டென் பாயிண்ட் இறங்குச்சு அப்படின்னா ஃபஸ்ட் டாரட் பிரேக் அவுட் ஆகும் நாம் அதை வெயிட் பண்ணியே பார்க்கலாம் செல் கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு டென் மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆகுது கரெக்டாக நமக்கு செகண்ட் கேண்டில் பாருங்கள் ஒரு லோ வந்து செட் பண்ணிச்சு அந்த லோவை இப்போ டென்த்து கேண்டில் தான் வந்து பிரேக் அவுட் பண்ணி ஃபஸ்ட் டாரட்டை அச்சீவ் பண்ணியிருக்கு ஜஸ்ட் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் டூ செகண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகுது ஓப்பன் ஆகி டார்கெட்டை பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ பட் ஆனால் நமக்கு இது ஒரு டென் மினிட்ஸ் ட்ரேடு நமக்கு டென்த் மினிட் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடியே செல் பண்ணுங்கன்னு வந்துச்சு பத்தாவது நிமிஷம் நமக்கு டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு இந்த மாதிரி தான் crude oil one minute chart next month கான்ட்ராக்டில் கிடச்ச செல் கால் ஃபஸ்ட் ஆர்ட்டாக பிரேக் அவுட் பண்ணியிருக்கேன் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் ஃபிஃப்டி மேலே ஆகுது நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி லாஸ்ட் ஒரு த்ரீ கேண்டில் நல்ல ரெக்கவரி அதனால் மே மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரேக் அவுட் வந்து கிடச்சிருக்கு அப்பர் சைட் பிரேக் அவுட் அப்படின்றதுனால buy call buy call generate ஆயிடுச்சுன்றதுனால கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகிட்டு buy at eight one five three அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி பாயிண்ட் கிடச்சிருக்கு மேலே ரெண்டு கிரீன் கலர் ஸ்ட்ரைட் லைன் இருக்குல்ல அதான் first target second target line கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா stop loss line eight one seventy three தான் வந்து ஃபஸ்ட் டாரட் ஒரு டுவெண்ட்டி பாயிண்ட் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது ஸோ நமக்கு டுவெண்ட்டி பாயிண்ட் பிரேக் அவுட் ஆகுதா அப்படின்றத வெயிட் பண்ணியே பார்க்கலாம் இந்த சார்ட்டில் இந்த மாதிரி மார்க்கெட் ட்ரெண்ட் மாற ஒவ்வொரு தடவையும் கேண்டில் கலர் சேஞ்ச் பண்ணி entry target stop loss complete detail live மார்க்கெட்லேயே கிடைக்கும் ஸோ ஜஸ்ட் உங்களுடைய வேலை இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதில் வர கால்ஸாக ட்ரேடிங் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ இப்போதைக்கு வந்திருக்க அந்த பைக்கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபைவ் மேல் ஆகுது ஒரு டுவெல் மினிட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு செகண்ட் கேண்டில் பாருங்கள் eight one six five range வந்துச்சு அந்த ரேஞ்ச் ஒரு டூ டைம்ஸ் ட்ரை பண்ணுச்சு பிரேக் அவுட் பண்ண முடியலை இப்போ பாருங்கள் நமக்கு வந்து பிரேக் அவுட் பண்ணுச்சு பண்ண நெக்ஸ்ட் செகண்டே மார்க்கெட் வந்து எயிட் ஒன் எயிட்டி ஃபைவ் போயிடுச்சு ஸோ நமக்கு தேவை ஃபஸ்ட் ஆர்ட் செவன்ட்டி த்ரீ தான் இப்போ ட்ரேடிங் வந்து எயிட்டி ஃபைவ் இப்போ நைன்ட்டி வரைக்கும் ஜம்ப் ஆயிருக்கு டக் டக்குன்னு ரொம்ப குயிக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஜம்ப் ஆகி மார்க்கெட் நல்லாவே டார்கெட்ஸை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு இந்த பைக்காலும் நமக்கு வந்து இப்படி ஒரு மொமெண்டம் கிடைக்க போது நமக்கு முன்னாடியே தெரியாது பட் ஆனால் நமக்கு மார்க்கெட் ஏறுறத ஓரளவுக்கு ப்ரெடிட் பண்ண முடியும் யாராக இருந்தாலும் சரி மார்க்கெட் ஏறும்போதும் சரி இறங்கும் போதும் சரி ஓகே மார்க்கெட்னுடைய மூமெண்ட் வந்து மேலே போகிற மாதிரி இருக்குது இல்லை கீழே வர மாதிரி இருக்குது அப்படின்றத ப்ரெடிட் பண்ணிடுவீங்க அடுத்து என்ட்ரி எங்கே எடுக்கலான்றதுல தான் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும் ஸோ இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா அழகாக என்ட்ரி எங்கே எடுக்கலாம் அப்படின்றதுக்கு கேண்டில் கலரை சேஞ்ச் பண்ணி பை எட்டுனா buy at eight one forty forty two அப்படின்னு வந்துடுது டார்கெட் ஒன் சிக்ஸ்டி டூனா அதுவும் வந்து எயிட் ஒன் சிக்ஸ்டி டூ அப்படின்னு ஒரு க்ரீன் கலர் லைன் செல் கால்னா கீழே ரெட் கலர் லைன் ஸோ இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட்டான கால் லைவ் மார்க்கெட்டில் கேண்டில்ஸ் மூவ் பண்ணிகிட்டு இருக்கோம் மார்க்கெட் ஓடிக்கிட்டு இருக்கும் அப்பயே உங்களுக்கு இந்த கால்ஸ் வந்து கிடைக்கும் உங்களுடைய வேலை ஜஸ்ட் அதில் வர கால்ஸ் பார்த்து ட்ரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் நாங்கள் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ